பல்லவர்கள் தமிழர்களா இல்லை அந்நிய இனத்தைச் சேர்ந்தவர்களா என்ற பல குழப்பங்கள் தமிழகத்தில் பல இடமும் உள்ளது வைதிக மரபிற்கு எதிராக சமண சார்பை ஏற்ற களப்பிரர்களை ஒதுக்கி அவர்கள் காலத்தை இருண்ட காலமாக எப்படி வரையறை செய்தார்களோ அதேபோல்தான் சமண பௌத்தத்தை ஆதரித்த பல்லவர்கள் பற்றிய தரவுகளையும் ஒதுக்கி வைத்து அவர்கள் தமிழர்கள் இல்லை என்று வரலாறு எழுதுகின்றனர் இந்திய வரலாற்று ஆய்வாளர்களை பொறுத்தவரை இந்து மதத்திற்கு எதிராக இருக்கும் வரலாறு அனைத்தும் தவறான வரலாறாக எழுதுவார்கள் நல்லாட்சி செய்த சில முஸ்லிம் மன்னர்களையும் கொடுங்கோல் ஆட்சியாளராக சித்தரித்து ஒதுக்கி விடுவார்கள் அதேபோல்தான் தமிழகத்திலும் சைவ வைணவ மரபிற்கு எதிராக இருக்கும் வரலாற்றையும் ஒதுக்கி விடுகிறார்கள் அப்படிதான் களப்பிரர் பல்லவர் வரலாறு ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலை முன்பு இருந்துள்ளது இவர்கள் அந்நியர் தமிழர்கள் இல்லை என்று சொல்லி வந்தனர் ஆனால் தற்போதைய பல்வேறு ஆய்வுகளின் விளைவால் பல்லவர்கள் தமிழர்கள் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இதனை எளிமையான புத்தக வடிவில் நாணயவியல் ஆய்வாளர் ரா மன்னர் மன்னர் எழுதிய பல்லவ வரலாறு விளக்குகிறது இதில் பல்லவர்களின் நாணயம் அவர்களின் கொடி கட்டிடக்கலை சோழர் பல்லவர் தொடர்பு பல்லவர்களின் நிர்வாகம் அவர்களின் மொழிக் கொள்கை என பல்வேறு தரவுகளை வைத்து பல்லவர்கள் அந்நியர் இல்லை என்று எளிமையான முறையில் பதிவு செய்துள்ளார் தெளிவு பெற நினைப்பவர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் படிக்க வேண்டும் சோழன் வழிவந்த இளந்தரையின் தொண்டைமான் தான் முதல் பல்லவ மன்னன் இந்த தொண்டைமான் வழிவந்தவர்கள்தான் பல்லவ பேரரசை உருவாக்கி தமிழகத்தை ஆண்டுள்ளனர் சோழர் பல்லவர் தொண்டைமான் பற்றிய வரலாற்று ஆய்வுகளை இந்த காணொளியில் சுருக்கமாக காண்போம் சங்க காலத்தில் நெடுமுடி கிள்ளி என்ற சோழ அரசன் புகார் நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் ஒரு நாள் உலா சென்ற நெடுமுடி கிள்ளி நாகநாட்டு இளவரசியான பீலிவடை என்ற பெண்ணை பார்க்கிறான் அவளிடத்தில் காதல் கொண்ட சோழன் காந்தர்வ மனம் செய்து கொள்கின்றான் ஒரு மாத காலம் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கின்றனர் இந்த காலத்தில் பீலிவாளை தான் யார் என்பதையோ தன்னை பற்றி செய்திகளையோ அரசனுக்கு தெரிவிக்கவில்லை அவள் திடீரென ஒரு நாள் அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் பிரிந்து செல்கிறாள் காதலியை பிரிந்த அரசன் மிகவும் கவலை கொள்கிறான் அவன் எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை இச்சூழலில் வான்வெளியில் பயணிக்கும் முனிவர் ஒருவரை அவ்வரசன் காண்கிறான் பீலிவலை பற்றி கேட்கிறான் நெடுமுடி கிள்ளியிடம் பீலிவலையின் பூர்வ கதையை கூறும் முனிவர் இனி அவள் உன்னிடம் திரும்பி வரமாட்டாள் உன் புதல்வன் மட்டும் வருவான் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இந்திரவிழாவை செய்வதை மறக்காதே இந்திரவிழாவை நீ மறந்தால் இந்நாடு கடல் கொல்லப்பட்டு அழியும் என்று கூறி எச்சரித்தார் ஒருவாராக சமாதானம் அடைந்த சோழன் தன் மகனுக்காக காத்திருக்கிறான் பீலிவளை பிறந்தபோதே இவள் சூரிய குலத்து மன்னனை மணந்து அவன் கருவை சுமந்து மீண்டும் வருவாள் என்று ஒரு ஜோதிடம் கூறியிருந்தான் அந்த ஜோதிடம் பழிக்கும் காலம் வந்துவிட்டது நாகர் நாட்டின் தன் தந்தையின் அரண்மனையில் வாழும் பீலிவளைக்கு குறித்த காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது சில நாட்களுக்கு பிறகு அவள் அக்குழந்தையோடு மணி பல்லவ தீவில் இருந்த புத்த பீடிகைக்கு வழிபாட்டிற்காக வருகிறாள் அப்போது அந்த மணிபல்லவ தீவுக்கு புகார் நகரத்தைச் சேர்ந்த பெருவணியனான கம்பளச்செட்டி வருகிறான் அவனை அறிந்த பீலிவாளை அரசனிடம் தங்கள் புதல்வனை ஒப்படைக்கும் பொறுப்பை கம்பளச்செட்டிக்கு தருகிறாள் தன் அருமை மகனை பட்டு துணியில் வைத்து ஆத்தொண்டை கொடியினால் சுற்றி ஒரு மணிப்பேடையில் உள்ளே வைத்து அவனிடம் பத்திரமாக ஒப்படைக்கிறாள் கம்பளச்செட்டி குழந்தையோடு தன் கப்பலில் புறப்படுகிறான் கப்பலானது புகார் நகரத்தை நெருங்கும்போது நள்ளிரவில் அலைகளால் மோதுண்டு கவிழ்கிறது கப்பலில் பயணம் செய்தோர் நீந்தி கரை சேர்கின்றனர் ஆனால் அவர்களால் இருளில் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை குழந்தையானது கடலில் தொலைந்து போகிறது கரை சேர்ந்த கம்பளச்செட்டி இந்த தகவலை சோழனுக்கு தெரிவிக்கிறான் தன் மகன் கடலில் மூழ்கி இறந்துவிட்டான் என்று கருதி சோகமடைந்த சோழ அரசன் நாட்டுக்கு உரிய இந்திரவிழாவை எடுக்காமல் துக்கத்தில் இருக்கிறார் இந்நேரத்தில் சோழன் தலைநகரான புகாரை கடல் கொள்கிறது புகார் நகரானது கடல் கோளால் பெருத்த சேதத்தை சந்திக்கிறது சோழன் விழாக்களை எடுக்காததால் வந்த இறைவனின் சீற்றம் இது என்று நம்பிய மக்கள் நெடுமுடிக்கிள்ளியை தூற்றுகின்றனர் இதனால் சோழன் நாட்டை விட்டு வெளியேறுகிறான் நாடு நீங்கிய சோழன் கம்பளச்செட்டியிடமிருந்து பீடிவலையின் பீலிவளையின் நாட்டை பற்றிய விவரங்களை அறிகிறான் அவளை சந்திக்க படையில் தனியே செல்கிறான் அவளை சந்தித்தும் விடுகிறான் பெண்வழி அரசுரிமையுடைய நாகநாடு அவனை மன்னனாக ஏற்கிறது அவனது வாரிசுகள் பூனன் என்ற அரச வழியில் ஆட்சி செய்கின்றனர் வணிகன் கடலில் தவறவிட்ட அந்த குழந்தை இறக்கவில்லை அது அலைகளால் தள்ளப்பட்டு நெடுந்தொலைவிக்கு அப்பால் கரை ஒதுங்கியிருது அந்த பேழையை கண்டவர்கள் அதில் இருந்த குழந்தையிடம் காணப்பட்ட அரச அடையாளங்களை அறிந்து அவற்றை சோழ வம்சத்திடம் கொடுக்கின்றனர் சோழ நெடுமுடிக்கிளியின் வாரிசு என அறிந்த சோழ வம்சத்தினர் அந்த குழந்தையை ஏற்கின்றனர் கடல் அலைகளால் சுமத்தப்பட்டதால் திரையன் என்றும் ஆத்தொண்டை கொடியின் இளம் தளிர்களால் சூழப்பட்டு இருந்ததனால் தொண்டைமான் என்றும் அழைக்கப்பட்டு பின்னாட்களில் இளந்திரையும் தொண்டைமான் என்ற பெயரை அந்த குழந்தைக்கு வைத்தனர் பின்பு அந்த குழந்தை வளர்ந்த பிறகு காஞ்சிபுரத்தை ஆளும் உரிமை கொடுத்து ஆத்தொண்டை சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகின்றனர் ஆனால் அவன் தாய்வழி தூய்மை கேள்விக்கு உரியது என்பதாலோ அவனது தந்தை நாடு நீங்கி எங்கே உள்ளது என்றே தெரியாத தேசம் போனதாலோ பின்வந்த சோழ மரபினர் இளந்தரையன் மரபினரை ஏற்கவில்லை அவர்களின் குடிப்பிறப்பை இழிவு செய்கின்றனர் அதனால் இளந்தரையன் வழிவந்தவர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் இன்றைய ஆந்திரத்தின் பக்கம் குடிபெயர்ந்து சாதவாகன அரசர்களின் கீழே குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்கின்றனர் சில நூற்றாண்டுகள் கழித்து காஞ்சிபுரம் வலுக்குன்றிய போது தாங்கள் வலுவோடு உள்ள சூழலில் மீண்டும் இவர்கள் பல்லவர்கள் என்ற பெயர் தாங்கி காஞ்சியில் ஆட்சியை பிடிக்கின்றனர் இவ்வாறு பல்லவ அரச மரபு தமிழகத்தில் துவங்குகிறது தங்களுடைய காஞ்சிபுரத்தை அழகான நகரமாக மாற்றுகின்றனர் சிற்பக்கலை கட்டிடக்கலை என அனைத்தும் காஞ்சிபுரத்தில் வளர்ச்சி பெறுகிறது இவர்களை மக்கள் ஏற்றாலும் சமயங்களும் இலக்கியங்களும் ஏற்கவில்லை இவர்கள் அதனால் வைதீகத்தை விடுத்து சமண சார்பை மேற்கொள்கின்றனர் அதன் பின்னர் சைவம் வைணவம் இவர்களை ஏற்கிறது முன்பு சாத வாகனர்களுடன் இருந்த தொடர்பினால் தமிழ் இலக்கியங்களை விடுத்து வடமொழி ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்றனர் பின்னர் மெல்ல மெல்ல தமிழ் இலக்கிய உலகம் பல்லவர்களை ஏற்கிறது இன்றைய கம்போடியா தான் தொண்டைமானின் தாய் பீலிவலையின் அன்றைய நாகநாடு தங்களின் தாய் தந்தை ஆண்ட கம்போடியாவில் பூனன் வம்சம் பற்றி பல்லவ மரபினர் அறிந்து கொள்கின்றனர் அவர்களுடன் நட்புறவும் பாராட்டுகிறார்கள் பல்லவர்களும் பூனன் வம்சமும் திருமண உறவுகளை தொடர்ச்சியாக வைத்துக்கொண்டு சென்லா என்ற ஒரு புதிய வம்சத்தை கம்போடியாவில் உருவாக்குகின்றனர் தென்னாட்டில் பல்லவர்களின் ஆதிக்கம் குறைந்து சோழர்கள் ஆதிக்கம் துவங்கிய பின்னர் கம்போடியாவின் சென்லா மரபினரும் சிறப்பு இழந்தனர் சோழர்களும் கிள்ளி வளவனின் வம்சத்தினர் என்பதனால் கம்போடியர்கள் சோழ ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தனர் சோழர்களின் திருமண உறவால் கெமர் வம்சம் கம்போடியாவில் தோன்றியது பல்லவர்களின் கட்டிடக்கலையை சோழர்கள் பின்பற்றினர் கெமர்கள் சோழர்களைப் போலவே கட்டிடக்கலையில் ஆர்வமிக்கவர்களாக தங்களை காட்டிக் கொண்டனர் இவர்களுக்கான சிற்பிகள் ஆசிரியர்கள் கலைஞர்கள் உள்ளிட்டோரை சோழர்கள் கம்போடியாவிற்கு அனுப்பினர் சோழர்களின் உதவியால் கெமர் வம்சத்து அரசன் இரண்டாம் சூரியவர்மன் அங்கோர்வாட் கோவிலை கம்போடியாவில் கட்டுகிறான் தென்னாட்டில் சோழர் வம்சம் முடிவுக்கு வரும்போது கம்போடிய தமிழக உறவு மறைந்து விடுகிறது ஆயினும் கம்போடிய மக்கள் கில்லி வளவனை ஹிவேண்டியன் என்றும் பீலி வலையை பூனல்லியோ என்றும் நினைவு கூறுகின்றனர் பல்லவர்கள் பேரரசை உருவாக்கும் போது அதன் சிற்றரசாக சோழர்கள் இருந்தனர் ஆனால் பல்லவர்களை வீழ்த்தி சோழர்கள் பேரரசை உருவாக்கும் போது பல்லவர்கள் சோழர்களின் சிற்றரசாகவும் படைத்தலைவராகவும் அமர்த்தப்பட்டனர் அதுவும் தொடர்ச்சியாக சோழர்களின் இராணுவ சேவையை பல்லவர்கள் செய்தனர் இவ்வாறு பல்லவ மரபினர் பல்லவராயர் தொண்டைமான் என்று பிரிந்து சோழர்களுக்கு பணிபுரிகின்றனர் உதாரணமாக முதலாம் குலோத்துங்க சோழனின் படை தளபதியாக பல்லவர் குலத்தைச் சேர்ந்த கருணாகர தொண்டைமான் என்பவர் பணிபுரிந்துள்ளார் ராஜராஜனின் முக்கிய அதிகாரிகள் பன்னெண்டு பேரில் ஐவர் பல்லவ வம்சத்தை சேர்ந்தவர்கள் அரையர் ராயர் என்ற பெயரில் சோழர்களால் அமர்த்தப்பட்டவர்கள் அனைவரும் பல்லவ வம்சத்தினர் என்பது பல ஆய்வுகள் வழியாக தெரிய வருகிறது குறிப்பாக பாண்டியர்களின் எழுச்சியை சமாளிக்க பாண்டிய சோழ எல்லைப்பகுதியில் பல்லவர்கள் சிற்றரசாக குடியமர்த்தப்படுகின்றனர் இதனால் காஞ்சிபுரத்தில் இருந்த பல்லவர்கள் பெருமளவு தென்பகுதிக்கு வருகின்றனர் இவ்வாறு அறந்தாங்கி தொண்டைமான் சூறைக்குடி தொண்டைமான் கருமாணிக்க தொண்டைமான் பல்லவராயர்கள் போன்ற பல சிற்றரசுகள் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதிகளில் சோழர்களால் எல்லை பாதுகாப்பு படைகளாக அமர்த்தப்படுகின்றனர் தொண்டைமான் பல்லவராயர்கள் முதலில் சோழர்களின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் பிற்காலத்தில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தால் பாண்டியர்களின் ஆதரவாளர்களாக மாறினர் இவர்களின் ஆதரவு பாண்டியர்களுக்கு வந்த பிறகு சோழர்களின் வீழ்ச்சி தொடங்கியது பாண்டியர்களின் படைத்தலைவராகவும் முக்கிய அமைச்சராகவும் கருமாணிக்க தொண்டைமான் என்ற பல்லவ வம்சத்தினர் பணியாற்றியுள்ளார் பாண்டியர்களுக்கு பல வெற்றிகளை இந்த கருமாணிக்க தொண்டைமான் பெற்று தந்துள்ளார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதில் சோழ நாட்டின் முழுமைக்கும் பாண்டியர்கள் தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தனர் பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு வந்த விஜயநகர பேரரசின் ஆதிக்கத்தை ஏற்காமல் சில பல்லவ மரபினர் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர் அதில் முக்கியமானவர் தஞ்சையை ஆண்ட கோனேரிராயன் என்ற பல்லவ மன்னன் விஜயநகர பேரரசு வீழ்ந்து நாயக்கர் ஆட்சி முறை உருவான போதும் கூட சில பல்லவ மரபினர் அவர்களின் ஆட்சியை ஏற்காமல் தன்னரசாக வாழ்ந்து வந்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் பல்லவராயர்கள் வீழ்ச்சிக்கு பிறகு புதுக்கோட்டை தொண்டைமான் மரபு உருவாகிறது அறந்தாங்கி தொண்டைமான் மரபினர் இன்றும் பாலைவன ஜெமீன் குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் தங்கள் பூர்வீகம் காஞ்சிபுரம் என்றும் ஆத்தொண்டை சக்கரவர்த்தியின் வழியினர் என்றும் கூறுகின்றனர் புதுக்கோட்டை தொண்டைமான் வம்சாவளிகள் பற்றி கூறும் புதுக்கோட்டை சரிதம் என்ற நூலிலும் தாங்கள் தொண்டை நாட்டிலிருந்து வந்த பல்லவ மரபினர் என தெளிவாக குறிக்கப்பட்டுள்ளது இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த புதுக்கோட்டை அரச மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது புதுக்கோட்டை கடைசி அரசர் ராஜகோபால தொண்டைமான் தன்னுடைய சமஸ்தானத்தை இந்திய அரசுக்கு கொடுத்துவிட்டு தன்னை மக்களோடு மக்களாக அர்ப்பணித்து கொண்டார் இவ்வாறு தொண்டைமான் அரச மரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முடிவு பெறுகிறது இதுவே தமிழகத்தின் கடைசி அரச மரபு இளந்திரையன் தொண்டைமான் முதல் ராஜகோபால தொண்டைமான் வரை தொடர்ந்து வந்த இந்த பல்லவ மரபானது இரண்டாயிரம் வருட பழமையான அரச மரபாக தமிழர் வரலாற்றில் பார்க்கப்படுகிறது